குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷர் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்கள் இன்று நாம் பார்க்க போவது வந்து மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை நவம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் அதாவது அதிகாலை ஒரு மணிக்குள்ள வந்து விருச்சகத்திலிருந்து இதுவரை உங்களுக்கு ல லக்கணம் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்த குரு இப்போ ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் சரிங்களா அப்படின்னா இவ்வளோ நாளாக அப்படின்னா குருவுக்கு வந்து மூன்று பார்வைகள் இருக்குது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படின்னா ஐந்தாம் பார்வையாக உங்கள் பதினொன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் லக்னம் அல்லது ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் மூன்றாம் பாவத்தையும் பார்க்கிறது அப்படின்னா இவ்வளோ நாளாக ஆறில் இருந்த குரு ஏழுக்கு வராரே அப்படின்னா என்ன நடத்தணும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிகமாக தானமும் தர்மமும் இயல்பாகவே செய்ய தொடங்குவீர்கள் பலவா இந்த பதினொன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால இது பயணத்தை குறிக்கும் பாவம் ஒரு இடத்துக்கு நின்று இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அலை அலைச்சல் இருக்கும் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு பிரயாணம் அயல்நாட்டு பிரயாணம் ஒரு சிறிது காலங்கள் அங்கே போய் இருக்குமீங்க இந்த குரு பயிற்சி நடக்கும் காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் குரு டசை குரு பக்தி நடக்குதோ முன்பராம் பாவத்தோடு அதாவது ஒரு அயல்நாட்டு பிரயாணம்னா மிருனராசிக்காரங்க எல்லாருமே போக மாட்டாங்க முன்பராம் பாவத்தோடு தொடர்பு பெற்று யாருக்கெல்லாம் இருக்கோ இல்லை பன்னிரெண்டாம் பாவத்தோடு யாருக்கெல்லாம் தொடர்பு பெற்று இருக்கோ கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் அயல்நாட்டு பிரயாணம் கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்க இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ரெண்டு பார்க்க குரு தனித்து ரெண்டாக தோஷம்னு சொல்லுவாங்களே குரு தனித்து இங்கே இருக்க போகிறது இல்லையே குரு கேதுவுடனான் நினைக்கிறது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு கே குரு உங்கள் லக்னத்தை ராசியும் பார்க்கறனால பதினொன்றாம் இடத்தை பார்க்கறனால இயல்பாகவே உங்களுக்கு வந்து நல்ல பெயர் உங்களுக்கு நீடித்த புகழுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு ஏதோ ஒன்று சின்ன விஷயம் தான் பண்ணியிருப்பீங்க உங்களை அறியாமலேயே அதுக்கு வந்து உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்த காலகட்டங்கள்லாம் இப்போ வரப்போகுது அதை நீங்களே பார்ப்பீங்க இல்லைன்னா இவ்வளோ நாளாக உங்களை கெட்ட பேர் சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இனிமேல் அப்படி இருக்காது நீங்கள் வந்து ஏதோ ஒரு செய்கிற ஒரு முயற்சி சிறிய முயற்சி மூன்றாம் பாவம் என்பது உங்கள் முயற்சி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மீடியேட்டராக நீங்கள் இருப்பது இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் எப்படி வெளிப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாமே குரு இந்த பாவத்தை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும்னா அந்த பாவத்தை விருத்தி செய்வார் பத்தாம் உங்கள் லக்கணத்துக்கு லக்கணம் ராசிக்கு ஏழாம் பாவமாகவும் வராது பத்தாம் பாவமாகவும் வருவது ஏழாம் பாவம்னா என்ன மனைவி உங்கள் நண்பர்கள் நீங்கள் சந்திக்கும் வாடிக்கையாளர்கள் உங்கள் பாட்டி இது எல்லாமே ஏழாம் பாவத்தின் தன்மை அப்படின்னா இந்த ஏழாம் பாவத்தில் குரு வந்து உங்கள் லக்கணத்தையோ ராசியோ பார்க்கும் பட்சத்தில் வந்து அவர்கள் மூலம் ஒரு அந்யோன்யத்தினை ஏற்படுத்துவார் ஏற்படுத்தணும் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அந்யோன்யத்தை ஏற்படுத்தும் பட்சத்தில் கேதுவும் இருக்கிறதுனால என்னென்னா விரக்தி தன்மை அதெல்லாமே ஒரு ஆசையே இல்லைப்பா என்ன இப்படி இருக்கு சரி சரி அப்படின்னு ஒரு மண்டத்தன்மை இருக்கும் இயல்பலி ஒரு ஆக்டிவ்னஸ்ங்கிறது இருக்கிறத விட ஏதாவது ஒன்று யோசிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா லக்னம் ராசியில் இப்போ ராகு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு மிருன ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலைமை ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற குரு கேதுலாம் வந்து அதீதமான சன்னியாச கிரகம் விரக்தியை குறிக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கையில் உடனே சோர்ந்து போக சோர்ந்து போய் உட்காண்டக்கூடிய கிரகம் இந்த கிரகங்கள் என்னமே பணப்புழக்கத்தை தராது ஆன்மீக ஞானத்தை ஒரு தத்துவம் சம்பந்தப்பட்ட ஞானத்தை படிப்பு சம்பந்தப்பட்ட அறிவை இதை தான் கொடுக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாடங்களை தான் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்மீக யாத்திரை ரெண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்படி இல்லைனா குருமார்களை கற்றுக் கொடுக்கு இல்லைனா இதிகாசம் புதானம் புராணம் ஏதோ ஒரு சத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் என்றைக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதீதமாக ஆர்வம் செலுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல புகழ் ஒரு ஒரு நிறைய நண்பர்கள் வட்டாரம் உருவாவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி வந்து யாருக்கு பலன் தரும் இப்போ குரு தசை குரு பக்தி நடப்பவர்களுக்கு சொல்லிட்டேன் அந்த குரு மிருநலக்கணத்துக்கு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவர் வந்து குரு சூரியன் குரு செவ்வாய் இந்த கிரகத்தோட நல்ல ஸ்தானங்களில் யாருக்கெல்லாம் இணைந்து தசாபடி நடத்தும் பட்சத்தில் ஏழாம் இடத்தில் குரு வரவும் காலகட்டம் மிக அருமையாக இருக்கும் ஆனால் இந்த குரு புக்தி எப்போ வந்து உங்களுக்கு செயலற்ற தன்மையில் இருக்குன்னா எப்போ வந்து பத்து டிகிரிக்குள்ளே குருவும் கேருவும் இணைந்திருக்கும் பட்சத்தில் இந்த குருடசை குருபத்தி நடந்தும் கொஞ்சம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கே ஒன்றுமே நம்ம மண்டத்தன்மை இருக்கேங்கிற காலகட்டங்கள் இருக்கும் நான் சொல்லும் விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிங்க எந்த எந்த பெயர்ச்சியும் உங்களை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நன்றி ஓம் சிவ